அனைவருக்கும் வணக்கம் பெயர் நா அருண் இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சங்களை நோக்கியா லட்சியங்களை நோக்கியா இந்த தலைப்பில் இன்றைய இளைஞர்களின் சிந்தனை என்கின்ற ஒற்றை சொல்லை அடிக்கோடிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன் இந்த இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை என் பாட்டன் பாரதி அழகாய் வரையறுத்திருக்கிறார் போகின்ற பாரதமும் வருகின்ற பாரதமும் என்ற தலைப்பிலே பாரதி இப்படி எழுதுகிறான் ஒளிபடைத்த கண்ணினாய் உறுதி கொண்ட நெஞ்சினாய் கழிபடைத்த மொழியினாய் கடுமை கொண்ட தோளினாய் சிறுமை கண்டு பொங்குவாய் எளிமை கண்டு இறங்குவாய் ஏறு போன்ற நடையினாய் வா வா வா என்று ஒரு இளைஞன் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாய் இன்றைய இளைஞர்கள் கிடையாது இளைஞர்கள் என்றாலே அவர்கள் கட்டாயமாக லட்சியங்களை நோக்கி நகர வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாய் சொன்னவன் பாரதி தானே அந்த பாரதி தன்னுடைய புதிய ஆத்திச்சுடியிலே எழுதுகிறான் எண்ணுவது உயர்வு என்கிறான் ஆக இன்றைய இளைஞர்களினுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் உயர்வானவையாக இருக்க வேண்டும் உயர்வு என்பது லட்சங்களால் வருவதா லட்சியங்களால் வருவதா நிச்சயம் கிடையாது அது லட்சங்களை புறம் தள்ளிவிட்டு உயர்வான லட்சியங்களை கொண்டவர்களாக இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய சிந்தனையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பாரதி தன்னுடைய புதிய ஆத்திச்சுடியிலே எழுதுகிறார் அதன் பிறகு எழுதுகிறான் புதியன விரும்பு என்கிறார் புதிய சிந்தனைகளை விரும்புபவனாக இன்றைய இளைஞன் இருக்க வேண்டும் அடுத்த வரி போடுகிறான் பெரிதினும் பெரிதுகேள் என்கிறான் ஆக இன்றைய இளைஞர் சமுதாயம் என்பது உயர்ந்த லட்சியங்களை தங்களுடைய சிந்தனைகளாக கொண்டவர்களாக அந்த சிந்தனைகள் யாவையும் வள்ளுவன் சொல்லுவதைப் போல சொல்லுதல் யாருக்கும் எளியர் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்பதைப் போல அந்த சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுப்பவர்களாக இன்றைய இளைஞர்கள் இருக்க வேண்டும் என்று பாரதி நினைத்திருக்கிறார் உள்ளபடியே இன்றைய சமூகத்திலே லட்சங்களால் ஒரு சமூகத்தை மாற்ற முடியுமா இல்லை உயர்ந்த லட்சியங்களால் ஒரு சமூகத்தை மாற்ற முடியுமா இன்றைய இளைஞர்கள் அதை தெளிவாக அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் எனவேதான் தமிழகத்தினுடைய ராசபாளையத்தைச் சேர்ந்த சிவா ஐயா துறையால் இமெயில் என்று சொல்லக்கூடிய மின்னஞ்சலை கண்டுபிடித்து அமெரிக்காவிலே ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேருக்கு பறிபோக இருந்த வேலை வாய்ப்பை காக்க முடிந்தது என்று சொன்னால் அந்த இளைஞன் லட்சங்களை புறந்தள்ளிவிட்டு லட்சியங்களை தன்னுடைய சிந்தனையாக கொண்டவனாக இருந்திருக்கிறார் தன்னுடைய மரண தருவாயில் கூட தூக்கு மேடையை முத்தமிடும் போது கூட இந்த தாய் நாட்டிற்காக இந்த தாய் மண்ணை பார்த்து கொண்டே என்னுடைய உயிரை விடுவேன் என்று சொன்ன பகத்சிங் லட்சங்களை நோக்கி போகவில்லை அவன் லட்சியங்களை உள்வாங்கியவனாக இருக்கிறான் அம்பேத்கர் சொல்வதைப் போல இந்த சமூக மாற்றம் என்பது பொருளாதார முன்னேற்றத்தால் ஒருபோதும் நிகழாது அது அரசியல் மாற்றத்தையும் அதிகார மாற்றத்தையும் அடைந்தால் மட்டுமே அந்த மாற்றம் சாத்தியமாகும் அது இன்றைய இளைஞர்கள் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாற்றம் நிகழும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்